வணக்கம் crude oil one minute chart இன்றைக்கி டே வந்து ஜனவரி டுவெல் இப்போ டைம் வந்து ஒரு டுவெல் ஃபிஃப்டீன் ஆகுது ஒரு சிக்னல் மாதிரி உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் இந்த சார்ட்டில் வந்து ஜெனரேட் ஆகும் பை பண்ணலாமா செல் பண்ணலான்ற மாதிரி ஒரு சிக்னல் பை சிக்னல்னால் க்ரீன் செல் சிக்னல்னால் ரெட்டு ஸோ பார்த்த உடனே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஓப்பன் ஆகிட்டு ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு நமக்கு இப்போ ஒரு செல் கால் வந்திருக்கு ஸோ ரெட் கலர் சிக்னல் கொடுத்துருக்கு நெக்ஸ்ட்டு பை கால் ஷோ பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு ஒரு பை சிக்னல் வந்தால் எப்படி இருக்கும் செல் சிக்னல் வந்தால் எப்படி இருக்கும்னு ஒரு கிளியரான ஐடியா இருக்கும் கால் வரும்போது அதாவது அந்த கேண்டிலினுடைய ஓப்பன் பாயிண்ட்டிலே கேண்டிலினுடைய கலர் ஃபிக்ஸ் ஆகிட்டு நமக்கு என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப்லாஸ்னு கொடுத்துரும் ஃபஸ்ட் டாரட் ஒரு சேஃப் ட்ரேடுக்கு சிக்ஸ்டீன் பாயிண்ட் கொடுக்குது second target thirty two point மேலே இருக்க லைன் தான் stop loss line six three thirty two அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் அந்த ரெட் கலர் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல அதான் என்ட்ரி பாயிண்ட் குரிய லைன் கீழே இருக்க லைன்லாம் ஃபஸ்ட் லைன் வந்து first target second line second target மேலே இருக்க லைன் வந்து stop loss line daily live மார்க்கெட்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு சிக்னல் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும் அதை பார்த்துட்டு ஆர்டர் போட போகிறீங்க உங்களுடைய ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் இந்த சார்ட்டை சப்ஸ்கிரிப்ஷன் அதனுடைய பிளான் டீட்டெயில் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேங் மெசேஜ் அனுப்புங்க இப்போ டைம் வந்து ஒரு டுவெல் ஃபார்ட்டி மேல் ஆகுது நமக்கு ஜெனரேட்டான செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் ஃபைனலாக ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் கொடுக்குது ஒரு ஒன் ஓ கிளாக் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே ரைஸ் ஆனதில் அப்பர் சைட் பிரேக் அவுட் ஆகிட்டு பைக்காலாக சேஞ்ச் ஆகுது ஸோ இந்த மாதிரி சிக்னல் உங்களுக்கு மாறும்போது அதாவது ட்ரெண்டு மாறும்போது இந்த மாதிரி ஒரு சிக்னல் மாதிரி நமக்கு ஜென்ரேட் ஆகும் பை சிக்னலுக்கு க்ரீன் கலர் செல் சிக்னலுக்கு ரெட் கலரில் கொடுத்துரும் அதில் வர்ற என்ட்ரி பாயிண்ட்டை யூஸ் பண்ணியும் நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இல்லைனா உங்களுடைய ஓன் ட்ரேடிங் மெத்தட் வச்சு இதை ஒரு சப்போர்ட்டிங் டூலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இதில் வர ட்ரெண்டை மட்டும் பயன்படுத்தி ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு ஒரு buy call six three thirty சிக்ஸில் ஜென்ரேட் ஆயிருக்கு ஜென்ரேட்டான பை கால் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்குள்ளே ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ நமக்கு ஜென்ரேட் ஆன sell call and buy call twelve பிஎம்க்கு அப்புறம் வந்தது இந்த மாதிரி தான் டார்கெட்ஸை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ